smoking causes cancer smoking kills புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் liquor drinking is injurious to health மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும் சில விஷயம்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறுறதில்ல அதில் ஒன்று தான் வறுமை ரெண்டு மாதமாக கொரோனாவில் குடிக்க முடியாமல் போச்சு கவர்மெண்ட் காசு தானேப்பா அது ஏன்பா இப்படி பண்ணீங்க அந்த காசை வச்சு பழைய ஃபோன் வாங்கலாம் இருந்தேன்ப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க குடிச்சிட்டு வேற வந்துக்கிறீங்க உங்ககிட்ட அதான் கேட்டுக்கிறேனப்பா அந்த காசை எடுத்துன்னு போய் குஷ்டு வேற உக்காந்துக்கிறீங்க நீங்கள் சொல்லுப்பா என்னடா பண்ணுறது ரெண்டு மாதம் வேலைங்க இல்லை கையில் காசும் இல்லை அதான் எடுத்து போய் குடித்தேன் இப்போ என்ன அதுக்கு ஐய் கம்னு ஓரம் போய் உட்காரு எல்லா மூஞ்சிலாம் உடச்சிடும் அப்படா அவ்வளோ சொல்லுகிற மறுபடியும் குடிக்கிறீங்க போடா டேய் என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க பாட்டில் என்ன வேலை வைக்க தெரியுமாடா கோச்சிக்காதரா அப்பா ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன் பல மாதம் வேலை இல்லை நான் என்ன பண்ணுவேன் நீ கவர்மெண்ட் கொடுத்த காசையும் ஒழிச்சு வைக்கிற அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சரி கோச்சிக்காத விடு அப்பா அப்புறம் காசு ரெடி பண்ணி தரேன் சரியா சரி வாங்க வா டேய் டேய் வசந்து டேய் வசந்து டேய் இந்துடுறா டேய் வசந்து டேய் டேய் என்னடா ஆச்சு டேய் எந்திரா டேய் வசந்து டேய் டேய் வசந்த் எந்திரா டேய் என்னடா ஆச்சு உனக்கு டேய் டேய் வசந்து டேய் டேய் எந்திரா டேய் வசந்து எந்திரா டேய் அப்பா இதை போதையில் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான்டா டேய் எந்திரா டேய் அப்பா இதுக்கப்புறம் குடிக்க மாட்டான் டேய் எந்திரா டேய் வசந்து எந்திரா டேய் டேய் எந்திரா வசந்து டேய் டேய் எந்திரா டேய் டேய் பாடுறா என்ன பாடுறா டேய் டேய் டேய் உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா டேய் எந்திரா டேய் எந்திரிச்சு என்ன பாடுறா டேய் டேய் என்ன பாடுறா டேய் அப்பாவை பாடுறா டேய் டேய் இதுக்கப்புறம் அப்பா குடிக்கவும் வேண்டா சத்தியமாக குடிக்கவும் வேண்டா வசந்து டேய் தண்ணி தண்ணி குர்ராடி குர்ரா போதுமாடா ஒன்றும் இல்லைடா உனக்கு டேய் ஒன்றும் இல்லைடா டேய் இதுக்கப்புறம் அப்பா சத்தியமாக குடிக்க மாட்டா டேய் ஒன்றும் இல்லைடா சரியா சொன்னீங்க என்னப்பா பண்றது என்னால அந்த கர்மத்தை நிறுத்த முடியலப்பா அப்பா அப்பா உண்மையிலே நான் செத்துட்டா என்னப்பா பண்ணுவீங்க டேய் அதெல்லாம் ஒன்றாவதுடா அப்பா எப்பயும் உன் கூட இருக்கேன்டா ஏன்டா டைப்லாம் பேசுற அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சின்ன வயசுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையேப்பா நான் செத்துட்டா எந்த ஃபோட்டோவும் இருக்காதுல்ல எல்லா காசையும் குச்சிட்டியே டேய் வாடா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் யோ இங்கே வா சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் யார் யார் இவன் அக்யூஸ்ட் மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் அக்யூஸ்ட் தான் சார் உங்களை பார்க்க தான் கூப்பிட்டோம் என்ன பார்க்கவா ஹே இங்கே வா ஏய் இங்கே வாடா என்னையா பண்ணாங்க பாரில் பொண்ணு குடிக்கிற இடத்துல போயிட்டு கிளாஸ்லாம் தள்ளி விட்டு தகராறு பண்ணிக்கிறான் சார் இவன் அதுக்கு வெளியே வந்து என்ன காய்ச்சி முச்சுன்னு கத்தின்னு கிடக்கு சார் இது ஒரு முறை இல்லை சார் பல முறை இந்த மாதிரி பண்ணின்னுக்கிறான் சார் அதனால தான் இவனை கூட்டு வந்தேன் டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற சார் பொண்ணு குடிக்கலாம் தப்பு சார் ஓ அப்போ நீங்கள் குடித்தா தப்பு இல்லையா சார் ஜீவ் பிரகாஷ்னா சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன சொல்லியிருக்காரு சார் பசங்க குடிச்சிட்டு மாட்டேன் ஆனால் கையில் இருக்க காசு பணம் தான் சார் போவோம் இதே பொண்ணுங்க குடிச்சிட்டு மாட்டேன் என்ன நல்லா போவோம் தெரியுமா சார் பொண்ணுங்களாம் முதல்ல பாருக்கு வந்து குடிக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார் அப்போ தான் சார் சரியாக இருக்கும் பொண்ணுங்க குடிக்கிறது தப்பு இல்லை அவங்க எந்த இடத்துல குடிக்கிறாங்கன்றது தான் பிரச்சனையே இதெல்லாம் நான் சொன்னால் ஏன் மேலே கேஸை போட்டுருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பின்னின்றது குடிக்கிறது தம் அடிக்கிறது பசங்க பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுன்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க பின்னின்றது அது கிடையாது இதெல்லாம் பற்றி பேசினா நமக்கு தான் பிரச்சனை இன்னொரு தடவை உன்னை இங்கே பார்த்தேன் பிடிச்சி உள்ளே போட்டுருந்தேன் யோ கூப்பிட்டு போயா ஏய் படா சரிங்க சார் கிளைமேட் நல்லா இருக்குது ஒரு கட்டிங் மட்டும் போட்டுக்கோ சார் யாரியா இவன் சரக்கு வச்சிருக்கியா நல்லா வருவடா நல்லா வருவே யாரையும் தொல்லை பண்ணாம சரி சரி சரி நல்ல போலீஸாக இருக்காரு பாவம் அவர் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் உண்மையிலே நான் செத்துட்டா என்னப்பா பண்ணுவீங்க பைத்தியமாக இருப்பானோ டேய் வசந்து டேய் வசந்து அப்பா காசு ரெடி பண்ணிட்டேன்டா ஓ விளையாட போயிட்டான் போல சரி எங்கே போனாம என்னப்பா முடிஞ்சுதா போலாமா என்னையோட என் பையன் செத்து அஞ்சு வருஷம் ஆகுது சின்ன வயசுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையேப்பா நான் செத்துட்டா எந்த ஃபோட்டோவும் அதில் எல்லா காசையும் குச்சிட்டியே இல்லை என் பையன் இன்னும் சாகலை அதனால தான் நான் போலீஸ் கைக்காலில் விழுந்து வீட்டுக்கே வந்திருக்கேன் இல்லை அவன் சாகலை என் கூட தான் இருக்கான் இங்கே தான் இருக்கான் டேய் வசந்து எந்திரா அப்பா கூப்பிட்றேன்டா டேய் வசந்து எந்திரா அப்பா கூப்பிட்றேன்டா டி டேய் வசந்து அப்பா கூப்பிட்றேன்டா டேய் எந்திரா அப்பா கூப்பிட்றேன்டா டி டேய் எந்திரா வசந்து டேய் அப்பா கூப்பிட்றேன்டா எந்திரா டேய் கணத்துடா டேய் அப்பாட்ட வாடா ஏன் பேச மாட்டியா டேய் கணத்துடா டேய் வசந்து வாடாங்க டேய் ஏன்டா அப்பா மேலே கோபமாக இருக்கியா டேய் எந்திரிடா வசந்து டேய் வசந்து டேய் டேய் டேய் என்னை விட்டு போயிட்டியாடா டேய் டேய் வசந்து என்னடா டேய் டேய் அப்பா தெரியாம பண்ணடா டேய் என்னடா வசந்த் ஜெயிலில் அதிகமாக வேலை செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிது கேவலம் இந்த குடி மட்டும் என் வாழ்க்கை இல்லாமல் இருந்திருந்தா இந்த போதைக்கு மட்டும் நான் அடிமையாகவும் இருந்தா என் பையனோட நினைவில் வாழாமல் நிஜத்தில் வாழ்ந்திருப்பேன் போகலாமா போலாம் சார்